குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பலபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து ஒரு தியான முறை அதாவது ஒன்று ஒளியை மையமாக வைத்து ஒரு தியான முறை சரிங்களா இந்த தியான முறை செய்வதற்கான நோக்கம் என்ன இந்த தியான முறைக்கும் ஜோதிடத்துக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் அதாவது <clears throat> மன ரீதியான மாற்றமே ஒரு மன ரீதியான ஒரு தூய்மையே மனம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வலிமை ஆயிட்டீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஜோரடத்தின் தன்மையே அந்த விதியை மாற்ற இயலும் சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க விதியை மதியால் வெல்லலாம் சில பேர் கேட்பாங்க அந்த விதியை மதியால் வெல்றதுக்கே ஒரு அமைப்பு இருக்கணுமே இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் கடைசியில் வந்து இது எப்படி இந்த கேள்வியின் அமைப்பு எப்படின்னா உங்கள் தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருக்கணுமே அந்த தாத்தாவுக்கு இன்னொரு தாத்தா இருக்கணுமே இது இந்த கிளை போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு கோழியிலேருந்து முட்டையை வந்துச்சு இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சு இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான கேள்வி தான் அது எல்லாமே அதுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறங்கிறதுக்காக என்ன வேணாலும் கேட்டுற முடியுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு இந்த தியான முறையில் அனுபவிச்சுட்டு பலன் நீங்கள் சொல்லலாம் ஒரு ஆனால் குறிப்பிட்ட அளவு நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் உண்டு சரி ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் பண்ணிவிட்டு வரல அப்படின்னா வரவே வராது நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த தியான முறையை சொல்கிறேன் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தியான முறை தான் பல குருமார்கள் சொல் சொன்னார்னா சரிங்களா இது பலர் வந்துட்டு மிக மிக அதாவது உடல் அளவில் ஒரு நோய் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையோ இதன் மூலம் இந்த ஒரு தியான முறை மூலமாகவே நீங்கள் வந்து எதுவுமே சமாளிக்க முடியும் அது அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதையும் நீங்கள் உங்களால் உணர முடியும் உள்ளுணர்வாளர் இது ஒன்று நீங்கள் ஒளியை மையமாக வைத்த தியானம் ஒளியை உங்களோடே நீங்கள் உணர்வு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல நீங்கள் மட்டும் இருக்கண்டா போகிறோம் இல்லைன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க அந்த இடத்த தினமும் அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த எடுத்து அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் சுவாச காற்றை இரண்டு மூன்று முறை நீங்கள் கவனிக்கணும் தலைக்கு மேலே உங்கள் தலை உங்கள் உள்ள உங்கள் உச்சி தலைக்கு மேலே நீர்வீழ்ச்சி போல் அந்த ஒளி ஒரு ஒளி கற்றையை வந்து நீர்வீழ்ச்சி போல் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நீர்வீழ்ச்சி போல் உங்கள் அந்த ஒளி வந்துட்டு அப்படியே உங்களுக்குள்ளே இறங்குது மெ ஒரு மெல்லி இலை போல் ஒரு மெல்லி இலை போல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது உங்களுக்கு உங்கள் உடம்பு முழுக்க தலைமுறல் உள்ளங்கால் வர வந்துட்டு அந்த ஒளி அப்படியே உடம்பு முழுக்க பரவுது அந்த ஒளி தான் அந்த ஒளியை என்னவாக நீங்கள் கட்டினா ஒரு ஆனந்தம் ஒரு ஆனந்தமாக கட்டணும் அதை வந்து நீங்கள் வந்து எண்ணங்கள் அலை பாயவே பாயாது இதை வந்து நீங்கள் அதை ஒளியையே நினச்சிட்டு இருக்கும்போது பொதுவாக தியானம்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணிங்கன்னா என்ன அலைப்பாயும் இயல்பாக எல்லாருக்கும் அலைப்பாயும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ண கண்டிப்பாக அலைப்பாயும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை முயற்சிங்க அந்த ஒளி வந்து கொஞ்ச அளவு உங்கள் தலையில் இறங்குது அப்படியே உள்ளங்கால் வரை அப்படியே பரவுது அப்படின்னு நீங்கள் அதை ஒரு விஷயம் நான் உணர்ந்துட்டாலே போகிறோம் ஏன்னா ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் நீங்கள் பண்ண பண்ண வந்து இயல்பாகவே தானாகவே நீங்கள் ஒரு அமைதியாக உட்காந்து கண்ண முடினீங்கனாவே இயல்பாகவே அந்த ஒளி அந்த நீர்வீழ்ச்சி போன்ற அந்த ஒளி வந்து உங்களோட உங்களை அறியாமலே நீங்கள் இறங்குறத நீங்கள் அறியலாம் ஒரு பெரும் அமைதி ஒரு புத்துணர்ச்சி உடம்பு உடல் முழுக்க ஒரு புத்துணர்ச்சி உங்களை சுற்றி அந்த அந்த வெள்ளை அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த உடம்பு முழுக்க அந்த ப படர்ந்து சென்ற அந்த ஒளி வந்து அப்படியே உங்களை சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருக்கிறத நீங்கள் உணருங்க அதை அப்படியே கற்பனை பண்ணுங்கள் அப்படி கற்பனை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடம் அல்லது கால் மணி கால் மணி நேரம் அப்படியே நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து அப்படியே உட்காருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும் ஒரு பா ஒரு உடல் அளவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்ரேஷன் லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன தான் கான்சன்ட்ரேஷன் தவறி நீங்கள் ஏதோ ஏதோ நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ் நிகழ்ந்தே தீரும் அதுவும் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் பண்ணினாவே போதும் ஒரு மாதம் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கான மாற்றம் தெரியும் நூற்றி எட்டு நாள் அதுக்கு மேற்பட்ட நாளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு நாள் மட்டும் பண்ணால் பண்ணிவிட்டு விட்டா வருமா அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு விட்டிங்கன்னா அடுத்தது அடுத்த நோய் வரதான் செய்யும் அந்த மாதிரி தான் இது போய்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு தற்காப்பு வழியை உங்களை சுற்றி நீங்கள் என்றைக்குமே உருவாக்கிக்கிறீங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்கிறீங்கன்னா இந்த இதுக்கு பேர் வந்து லைட் டெக்னிக் லைட் மெடிடேஷன் சொல்லுவாங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நன்றி ஓம் சிவ